ஹலோ எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு லைக் கொடுங்க அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஆரஞ்சு ரசம் பண்ண போகிறோம் சாத்துக்குடி ரசம் என்கிட்ட சாத்துக்குடி இருக்குது சரி ரசம் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்தேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் எங்கள் சேனலில் நிறையா வந்து ரசம் வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம சாத்துக்குடி ரசம் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரை கப் துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து புளியை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஆறு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நான் வந்து தண்ணியில் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் கொஞ்சம் கார்னிஷ் பண்ண கொத்தமல்லி அதுக்கப்புறம் நம்ம சாத்துக்குடி ரசத்துக்கு அதோடய தோல் வந்து ஒரு பாதி தோல் சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை லெமன் வேணும் ஒரு ஆரஞ்சு சாத்துக்குடியோட ஜூஸ் கடுகு சீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ரசப்பொடி ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து புளியோட தண்ணியில் வந்து இதில் பருப்பு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இதில் என்ன கலந்துருக்கேன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரு தக்காளி வெங்காயம் நாலு பல் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ நம்ம வந்து இந்த ஆரஞ்சு தோலையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த சாத்துக்குடி தோலையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது கொதிக்கட்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறதுனாலும் சரி கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அது போட்டுக்கோங்க நான் வந்து தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வச்ச புளி தண்ணியெல்லாம் நல்லா கொ கொதித்து வந்து இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம் இப்போ ரசப்பொடி வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது வந்து நம்ம கொதி வரும்போது நம்ம ஆரஞ்சு ஜூஸ் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றின பின்னாடி நம்ம வந்து கொதிக்கக்கூடாது ரொம்ப இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டுங்க இப்போ கொதி வர்றதுக்கு வரப்போது நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிடலாம் லெமன் ஜூஸும் வந்து நான் பிழிஞ்சு விட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஏன்னா ஆரஞ்சு சாத்துக்குடி ஜூஸ் வந்து சம்டைம்ஸ் புளிக்கும் சம்டைம்ஸ் வந்து இனிக்கவும் செய்யும் இப்போ ஆரஞ்சு எடுத்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் இனிப்பு இருக்கும் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் சாத்துக்குடி எடுத்தேன் இப்போ ரசம் வந்து நல்லா நுரை கட்டி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டிடலாம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து ரஸ்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சாத்துக்குடி ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்களும் வந்து இது ஆரஞ்சு வச்சு லெமன் வச்சு எல்லாம் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இன்னும் நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ